hello friends welcome to find day channel நிறைய பேரோட வீட்டில் லீவ் நாட்களில் குடும்பத்தில் இருக்க ஆளுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்க சமயத்தில் செய்யக்கூடிய ரெசிபீஸில் சந்தவையும் ஒன்று இன்றைக்கி நான் சந்தவை தான் செய்ய போகிறேன் அதுவும் இந்த சின்ன பசங்களாம் போட்டி போட்டு செய்வாங்க நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு இது செய்கிறப்ப வீட்டில் ஏதோ ஒரு விசேஷமே நடக்கிற மாதிரி இருக்கும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் சந்தம் செய்ய இட்லி அரிசி முக்கால் காப்படி எடுத்து கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேங்க இது அரைக்கும் போது நைஸாக அரைச்சிக்கணும் இது கூட ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சதும் இட்லி ஊற்றி அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டேங்க இது கூட தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கேன் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் கரைச்சிக்கணும் இதில் உப்பும் சேர்த்து அரைச்சிட்டேன் இதை நம்ம இட்லி தட்டத்தில் ஊற்றி வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இனிப்பு சந்தவை செய்யறதுக்கு கருப்பை எல்லாம் தண்ணியில் கலைஞ்சிட்டு வெயிலில் வச்சு வளர்த்திட்டு வறுத்து வச்சுருக்கேங்க இதை பொடி பண்ணிக்க போகிறேன் பொட்டுக்கடலையும் வெயிலில் வச்சு காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இட்லி ஊற்றிக்க ஆரம்பிச்சிக்கலாங்க நான் இட்லி பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் தண்ணி குதிச்சிட்ருக்கு இப்போ நான் இட்லி ரெண்டு தட்டத்துலேயுமே ஊற்றி வச்சுக்க போகிறேன் இட்லியை இது ரெண்டும் வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு தட்டமாக ஊற்றி வச்சு நம்ம சந்தவை நெரிச்சிக்கலாம் அப்போ தான் சூடாக நெரிக்கும் போது ஈஸியாக நமக்கு வரும் சந்தவம் எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணியை தண்ணியில் அலசிட்டு புழிஞ்சிட்டு ஈர துணியை விரித்து வச்சுருக்கேங்க அதுக்கு மேலே சந்தோ மனையை வச்சுட்டு நான் அந்த மனைக்குள்ளே இருக்க கப்பில் எவ்வளோ இட்லி போக முடியுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு நெரிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லா இட்லியும் வேக வச்சாச்சு எல்லாம் நெரிக்க ஆரம்பித்தாச்சு நமக்கு இப்போ சந்தவை ரெடி இதில் பாதி மசாலா சந்தவை செஞ்சுக்கலாங்க அதுக்காக ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக இஞ்சி ஆறு இல்பல் பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை இன்ச்சுக்கு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சாச்சுங்க இதில் எண்ணெய் பட்டர் ரெண்டுமே தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாங்க இது கூட பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ரெண்டு கருவேப்பிலை பொடியாக நறுக்கின தக்காளி ஒன்று பெருசு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க இதோட பச்சை வாசம் போய் ஒரு கிரேவி பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சந்தவை இது கூட கொட்டி கலந்துடலாம் இப்போ மசாலா சந்தவை ரெடி இப்போது இனிப்பு சந்தவை செஞ்சுக்கலாங்க சந்தவைக்கு பழம் சக்கரை நெய் எள்ளு பொடி பொட்டுக்கடல பொடி கலந்து பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய பேர் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடுவாங்க அதுவும் இல்லைன்னா சக்கரை பாகு வச்சுட்டு சந்தவையில் சக்கரை பாகு ஊற்றி எள்ளு பொடி பொட்டுக்கடல பொடி எல்லாம் கலந்து சாப்பிடுவாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இனிப்பு சந்தவை எந்த மாதிரி செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ